ஆயிரம் முத்தும் முத்தம்மா உன் ஒருத்திக்கு ஈடாகுமோ வானகில் மழைக்காலத்தில் மட்டுமே தோன்றும் என அறிவியல் கூறியது அறிவியலை பொய்யென்றேன் அம்மா நீ என்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் வானவில் தோன்றியதே அறிவியல் பொய்தானே ஹிட்லருக்கும் என் தாய் போல் ஒரு தாய் இருந்திருந்தால் ஹிட்லருக்கும் என் தாய் போல் ஒரு தாய் இருந்திருந்தால் கொடுங்கோல் ஆட்சியே இருந்திருக்காது சொத்து பத்து தேவையில்லை என் மகன் சத்து பிடிச்சா போதும்னு அத்தனையும் வித்து போட்டு கட்டுக்கீரை வாங்கினையே அம்மா நீ கட்டுக்கீரை வாங்கினையே உன்னை விட்டு போக தோணலையே ஒருபோதும் உன்னை விட்டு போக தோணலையே பத்து மாசம் தூங்காம பத்திரமா பார்த்துக்கிட்ட அக்கம் பக்கம் திரும்பாம என்னை அக்கறையா பெத்து போட்டேன் கள்ளிக்காட்டில் பிறந்தாலும் என்னை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வச்ச மூணாம் கிளாஸே தாண்டாத முத்தம்மா நீ தான் எனக்கு கெத்தும்மா மூணாம் கிளாஸே தாண்டாத முத்தம்மா நீ தான் எனக்கு கெத்தும்மா வக்கனையாக சமைச்சு போட்டு எனக்கு வக்கனையாக சமைச்சு போட்டு வயிற்றில் துணியை கட்டுனியே உனக்கு நீ வயிற்றில் துணியை கட்டுனியே அரசு வேலைக்கு போகிறேன்னு நான் ஆடம்பரமாக கிளம்புனப்போ அரசு வேலைக்கு போகிறேன்னு நான் ஆடம்பரமாக கிளம்புனப்போ நீ அக்கல் கிழிந்த துணியோட என்னை ஆரவாரமாக அனுப்புனியே மொத மாத சம்பளத்தில் உனக்கு துணி வாங்க தோணலையே இந்த பாவிக்கு மொத மாத சம்பளத்தில் உனக்கு ஒரு துணி வாங்க தோணலையே பயிற்சிக்கு போறேன்னு சொல்லுறப்போ ஈரோடு பயிற்சிக்கு போறேன்னு சொல்லுறப்போ எப்ப சாமி வருவேன்னு திகச்சு போய் கேட்டியே மலைச்சு போய் பார்த்தியே வெளிதேசம் போகவில்லை நான் வெளிதேசம் போகவில்லை பொறுத்துக்க ஒரு மாசம்னு பல கோஷம் போட்டேனே உன் பாசம் புரியாம பல கோஷம் போட்டேனே பயிற்சிக்கு வந்து நாளாச்சு நாக்கு செத்து போயாச்சு பயிற்சிக்கு வந்து நாளாச்சு நாக்கு செத்து போயாச்சு உன் பிடி உருண்ட சோத்துக்கு இந்த பிஞ்சு மனம் இயங்குதம்மா நீ இருக்கும் திசை நோக்கி தஞ்சம் போக தூண்டுதம்மா நீ இருக்கும் திசை நோக்கி தஞ்சம் போக தூண்டுதம்மா பணி வந்து ஏறாம பணி வந்து ஏறாம துணி வச்சு மூடுனியே என் முகத்தை உன் சீல துணி வச்சு மூடுனியே இப்ப சளி வந்து பிடிச்சிருக்கு வழிகாட்ட வாரியோ என் கிளி போக்கி போறியோ சளி வந்து பிடிச்சிருக்கு வழிகாட்ட வாரியோ என் கிளி போக்கி போறியோ அம்மா அம்மா என்ற ஒற்றை சொல்லில் பாலைவனம் பசுமையாகும் அம்மா உடன் இருந்தால் வானம் மலைத்துளி அல்ல பன்னீர் துளி பொழியும் அம்மா உடன் இருந்தால் மனதிற்குள் பறவைகள் பரவசம் மூட்டும் அம்மா அமுத சுரபியில் அல்ல அல்ல குறையாத அன்னமும் தோற்றுப்போ அம்மா உடனிருந்தாள் பசிப்பிடி மறப்பாய் அம்மா உடனிருந்தாள் பலமுறை மீண்டும் பிறப்பாய் அம்மா உடனிருந்தாள் எழுபது வயதிலும் அடம் படிப்பாய் அம்மா உடனிருந்தாள் அன்பின் ஆழ்கடல் ஆழம் அறிவாய் அம்மா உடனிருந்தாள் ஆகாயம் தாண்டி பறப்பாய் இறப்பிலும் மண்ணை மடி தேடுவாய் அம்மா உடனிருந்தாள் தனிமை தோன்றாது இனிமை போகாது இளமை மாறாது இனிமை போ மாறாது இளமை போ மாறாது இனிமை போகாது அம்மா நீ இல்லாத இடத்தில் நான் விலாசம் தொலைந்த வழிபோக்கன் நீ இல்லாத இடத்தில் நான் திசை மாறிய பறவை அம்மா நீ இல்லாத இடத்தில் நான் திக்கு தெரியாத குழந்தை அம்மா நீ இல்லாத இடத்தில் நான்